அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எயிட் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் நல்லா ஜெனரேட் ஆகி ரெண்டு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி ஒரு சினாரியோ போயிட்டுருக்கு சடனாக இப்போ டுவெல் தேர்ட்டிக்கு ஒரு பிக் கேண்டில் அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடில் ஸ்ட்ரைட்டாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா லைவ் மார்க்கெட்டில் அந்த கேண்டில் மூமெண்ட்டை பார்க்குது நல்ல ஷார்ப்பாக இறங்கினோன்னே இது ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டம்னு சொல்லிட்டு செல் கால் கொடுக்குது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு சிலட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூன்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் டார்கெட் லைன் மேலே ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் கொடுத்துருக்கு ஸோ டெய்லி பேசிஸில் இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி சார்ட்டை டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அதில் வர்ற கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போடுற மாதிரி வரும் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் சரி சும்மா பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் பைட்ரன்னா க்ரீன் கலர் அதே அந்த ட்ரெண்டு மாறையில் டக்குன்னு ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஒரு ஃபஸ்ட் டாரெட் சேஃப் ரேட்டுக்கு எங்கே வச்சுக்கலாம் செகண்ட் டாரெட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னா எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஒரு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணிட்டு வரும் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு ஒன் கேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த six thousand one or two ரேஞ்சில் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகிருக்கு மார்க்கெட்டும் நல்லா ஷார்ப்பாக இறங்கினதில் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கீழேயே வந்திருக்கு ஸோ நமக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இப்போ இருக்கும் மார்க்கெட் இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா தான் மேலே வரும் மார்க்கெட் பாருங்கள் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன டூ மினிட்ஸ்க்குள்ளக்க ஃபஸ்ட் ஸ்டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு தேர்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்குது டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் கிடச்சா லைவ் மார்க்கெட்டில் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணையில் டக்குன்னு ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் நான் நல்லா ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து லைவ் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா அதை வாட்ச் தான் பண்ண போகிறீங்க பார்க்க போகிறீங்க அதில் வர கால்ஸை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க தேங்க்யூ